வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கைமத்து டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்றரை வரப்பில் இருக்கக்கூடிய zari border pure silk saris collections தாங்க சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சம் குர்தாஸ் அண்ட் குர்தா செட்ஸுடைய ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன் அது யாருடையது அப்படின்னா இண்டோ எரா ஸோ இவங்களுடைய குர்தாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது டெய்லி வியர்ஸ்க்கும் இருக்குங்க அண்ட் ஃபெஸ் ஃபெஸ்டிவ் வியர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது and tops dresses kaftan sharara set எல்லாமே கூட இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது குர்தா டைப்பை பொறுத்த வரைக்கும் straight A line anarkali asymmetric டிசைன்ஸில் கூட இருக்குங்க அண்டு எம்ப்ராய்டரி பிரிண்ட் யோக் டிசைன்ஸ்ல எல்லாம் கூட இவங்கக்கிட்ட குர்தாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபேப்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் cotton cotton blend polyester viscose rayon Liva வெல்வெட்ல எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க கலர்ஸை பொறுத்த வரைக்கும் வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்குங்க சைஸு எக்ஸஸ்லேருந்து டபுள் எக்ஸல் வரைக்குமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது துப்பட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு குர்த்தா செட்டில் வரும் அதுவும் எப்படி இருக்கும்னா organza poly georgette art silk poly சிஃபான்ல கூட துப்பாட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க குர்தா செட்டில் வரக்கூடிய பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெலோசோ ட்ரௌசரில் கூட அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது குர்தாஸ் வேணும் இல்லை குர்தா செட்ஸ் வேணும் டெய்லி வியர் ஃபெஸ்டிவ் இயருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இண்டோ ஏரா இவங்களுடைய ப்ராடக்டை வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் வாங்கிக்கலாம் இவங்களுக்கு செப்பரேட்டா வந்து வெப்சைட்டு கூட அவைலபிளாக இருக்குங்க இவங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் லெஃப்ட் சைடில் பாட்டமில் வியூ ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் இவங்களுடைய ப்ராடக்டை பார்த்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வாங்க இப்போ நம்ம சாரீஸ் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு சாரியுடைய number four one six sari five one six சாரியுடைய number five one six pallu and blouse magenta கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி கிரே கலருங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது ப்ளவுஸ் உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக வந்துடும் பல்லு என்ன கலரோ அதே கலரில் ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் பிளைனாக வருங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே ஒன்றரை வார்ப்பில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ யூஸ்வலாக நம்மக்கிட்ட ஒன்றரை வார்ப் ஒன்றே முக்கால் டபுள் வார்ப்பு மூணு திக்னஸ் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட பியூர் சில்க் சாரீஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ இது வந்து பேசிக் uh, குவாலிட்டி ஒன்றரை வார்ப்பில் இருக்கக்கூடியது ஒன்றே முக்கால் டபுளோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வரும் next sari number five one seven பார்த்துட்ருக்கீங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் body of sari violet colour with black combination copper colour ஜரியில் புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க் இருக்குங்க next sari number five one eight body of sari mustard yellow pallu and blouse Ramar green gold tested ஜரியில் புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க் இருக்குது சாரியோடைய price five thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கிது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணும்போது சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே டெலிவரி பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணித்தரோம் இதுவே cash on delivery option select பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே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 பாட்டமில் வரக்கூடிய அந்த பார்டருமே வந்து லைட்டாக தாங்க இருக்கும் டல்லாக தான் இருக்கும் பேஸ்டல் ஷேட் விரும்புகிறவங்களுக்கு இந்த கலர் கண்டிப்பாக ஓகேங்க சாரியுடைய price five thousand five hundred WhatsApp மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலுமே அந்த வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அது என்ன சாரி என்ன ப்ரைஸ் எந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குரூப் லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே குரூப்பில் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே குரூப்பில் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி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 வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பல்சரி கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா டபுள் ஷேடு வரக்கூடிய அந்த கலர்ஸ் வந்து ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி டபுள் ஷேட் கலர்ஸ் எல்லாம் வந்து சாரியையும் ஃபோட்டோவையும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வந்து கலரில் வரதாங்க செய்யுது sari number five twenty three பார்க்குறீங்க பாடி ஆஃப் சரி நல்லா பிரைட் ரேடியம் க்ரீன்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து மெஜந்தா கலர்லேயும் இருக்குது இந்த சாரீக்கு வந்து டசில்ஸ் போடலைங்க டசில்ஸ் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுருக்கோம் ஸோ இந்த சாரியை நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நம்ம டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் டசில்ஸ் வேணும்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி டசில்ஸ் போட்டு கொடுப்போங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க sari number five twenty four body of sari red கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ராயல் ப்ளூலேயும் வருதுங்க இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க் இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒன்றரை வரப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ ஹேண்ட்லூம் மேடுங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு வரும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் three hundred rupees extra charges நீங்கள் முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே ப்ரீபேமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சாரியோடைய அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் முன்னாடியே பே பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இந்தியாவுக்குள்ளே சென்ட் பண்ணுறது அப்படின்னா ப்ரீபேமெண்ட்டுக்கு வராதுங்க இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னா ப்ரீபேமெண்ட் மட்டும்தான் அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸும் அடிஷ்னலாக வருங்க sari number five twenty five pallu and blouse magenta colour body of sari teal blue மாதிரி வருங்க கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது next sari number five twenty six pallu and and blouse royal blue body of sari Rani pink colour gold tested சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்து ரீசன்ட் மெசேஜ் போயிடும் ஆனால் நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுறோன்னா ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் ஒன் பை ஒன்னாக ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களது ஓல்டு மெசேஜ்லேயே இருக்கும் அப்போ நம்ம சீக்கிரமாக பார்க்க முடியும் அண்ட் நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் இல்லை புக் பண்ண சொன்னாலும் நம்ம இமீடியட்டாக பண்ண முடியும் இதுவே கண்டினியூஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா ரீசன்ட் மெசேஜ் போகும்போது லேட்டாக தான் உங்கள் மெசேஜ் பார்ப்போம் அப்போ அந்த மெசேஜ் பார்க்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய சாரி இல்லாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க ஸோ அதனால் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் sari number five twenty seven pallu and blouse royal blue body of sari mustard எல்லோவில் டபுள் ஷேடில் வருதுங்க கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லுவர்க் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் ஆகட்டும் இல்லை நம்மளுடைய கஸ்டமர் கேர் நம்பர் ஆகட்டும் மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை வருங்க வரக்கூடிய கால்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம் ஆனால் வாட்ஸ்அப் கால் வந்து வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா வாட்ஸ்அப் புக்கிங் நம்பரில் ஃபுல்லாக வந்து நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும் புக்கிங் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அந்த வாட்ஸ்அப் புக்கிங் நம்பருக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் கால்ஸை நம்ம அட்டன் பண்ணுறது இல்லைங்க இதுவே நீங்கள் நார்மல் கால் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number five twenty eight pallu and blouse lavender colour body of sari blue இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பீகாக் ப்ளூ மாதிரி இருக்கும் வித் பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால சாரியில் சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லுவருக்கு இருக்குது sari number five twenty nine pallu blouse red colour body of sari Ramar க்ரீன்லேயே கொஞ்சம் பிரைட்டாக வருங்க பாடி ஆஃப் சாரியோடைய கலர் நல்லா பிரைட்டாக வரும் ஆனால் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஜரி பார்டர் வந்து ஓரளவுக்கு மைல்டாக தாங்க வரும் ரொம்ப பளிச்சுன்னெலாம் இருக்காது அண்ட் வந்து இது காப்பர் கலர் சரிங்க புட்டால் butta top and bottom border and pallu ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் கலர் ஜரியில் தான் வரும் sari number five thirty five three zero சாரியுடைய number price five thousand five hundred pallu and blouse வந்து பேஸ்டல் ப்ளூ ஷேடுங்க வெரி லைட் கலராக வரும் பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு பிங்க் கலர்லேயும் நல்லா டார்க் பிங்க் மாதிரி வருங்க கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் வருது அண்ட் ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணாலும் சரி கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணாலும் சரி நீங்கள் எதில் பே பண்ணுறீங்க கூகுள் பேவா இல்லை ஃபோன்பேவா அல்லது பேடிஎம்மா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரா இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க எதில் பே பண்ணுறீங்க எந்த நம்பர் வேணும் அப்படிங்கிறத எங்ககிட்ட கேட்டு நம்பர் வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்கக்கூடிய சேரீ அவைலபிளாக அண்ட் நீங்கள் புக் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா அதை நான் உங்கள் உங்களுக்கு புக் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத எங்ககிட்ட நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோடு நீங்கள் சென்ட் பண்ணணும் அதாவது அதில் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடியோ அல்லது யூடிஆர் நம்பரோ ரெஃபரன்ஸ் நம்பரோ இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க ஸோ அதை நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கேஷ் ஆன் டெலிவரிக்கு three hundred rupees extra charges pay பண்ணாலும் சரி இல்லை ப்ரீபேமெண்ட்டில் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணாலும் சரிங்க டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் sari number five three one பார்த்துட்ருக்கீங்க பாடி ஆஃப் சாரீ க்ரீன் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து கிரே கலர்லேயும் வருது இதெல்லாம் காப்பர் கலர் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லுவருக்கு வருதுங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது என்னதான் சில்க் மார்க் ஸ்டிக்கரோட நீங்கள் சாரீ வாங்கினாலுமே அது பியூரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தாராளமாக டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இது எல்லாமே பியூர் சில்க்கு ஸோ அதுக்கேற்ற டெக்ஸ்டரோடு இருக்குங்க பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ கண்டிப்பாக வராதுங்க thank you Thank you for watching.